இந்த பணம் ஒன்று இருந்தால் பொண்டாட்டி இருந்தால் சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் வேஸ்டேஜ் ரொம்ப பேர் இங்கே இங்கேயே அடி ஓதப்பட்டு கொலைப்பட்டு குத்தல் ஆகி ரொம்ப பேர் செத்துக்கிறாங்க தனிமாக தனி மரமாக வருவேன் தனியாக போவேன் நான் ஒரு தனியாகவே இருப்பீங்க தனியாகவே இருப்பீங்க தனியாக பேட்மேன் போல் வந்துன்னு போயின்னு இருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒரு என்ஜாய் தனியாக இருக்கிறது ஒரு என்ஜாய் மட்டும் செத்தாங்கன்னு வை நாலு பேர் வந்து தூக்குறதுக்கு வராங்க ஒரு மாயமான உலகத்தில் மாயமாக வரும் போவோம் கஷ்டமும் வரும் நம்ம சுதுராரிக்க கற்றுக்கணும் அவன் என்ன பண்ணான் இல்லை நான் வேணுமா என் தங்கச்சி வேணுமான்னு கேட்டான் நான் என்ன பண்ணிட்டேன் நட்பு வேணும்ன்ட்டு என்ன பண்ணிட்டேன் சரி உன் தங்கச்சி வேணாடா நீயே என்ன வேணும்டா அப்படின்னா வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஐயா இருக்கார் அவர்கிட்ட வந்து சில அனுபவங்களை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாப்பா உங்கள் உங்கள் பேர் என்னது முருகன் முருகன் நல்லது உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அறுபது வயசு ஆகுது அறுபத்தோரு வயசு ஆகுது இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சுருந்தேன் தலைமைச் செயலகத்தில் வந்து சரின்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு அங்கே வேலைக்கு போயின்னு இருக்கும்போது நம்ம பேகு திருடின்னு போயிட்டாங்கோ வேலை செய்யும்போதே பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வந்துட்டு இங்கே பீச்சில் காணாமல் போயிடுச்சு அதுலேருந்து நான் இப்போ ஊர் போகிறதுக்கு இஷ்டம் இல்லாத அப்படியே விட்டுட்டேன் எந்த ஊர் அவங்களுக்கு சொந்த ஊர் பெங்களூர் வந்தீங்க இங்கே இங்கே வந்து பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஜல்லிக்கட்டிக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கிறேன் இப்போ ஜல்லிக்கட்டு இங்கே நடந்து ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் அப்போ நாங்கள் தான் இருக்கிறோம் எப்படி எடுத்துகிட்டு இங்கே தான் தங்குவீங்களா நீங்கள் ஆமாம் பீச்சில் தான் படுக்கிறேன் கோயிலுக்கு கீழே போவேன் எங்கன்னா போய் சாப்பிடுவேன் யாருன்னா வேண்டிய ஃப்ரெண்டுங்க யாருன்னா எதனா கொடுத்தாங்கன்னா ஐம்பது நூறுன்னு செல்லு கொடுப்பாங்க அது எது எனக்கு டீ செல்லுக்கு ஆகிடும் அப்படியே க காலத்தை தள்ளின்னு போவேன் கூட பிறந்தவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்களாம் இருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆகல இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல ஏன் ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல மேரேஜ் பண்ணல எனக்கு தம் தம்பி தங்கச்சிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களும் இப்போ நெல்லுமாரியாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு நல்லா இருக்கிறாங்க நான் அவங்களும் ஸ்டாப்பில் தான் இருக்கிறாங்க நானும் ஒரு ஸ்டாஃப் தான் நான் பெங்களூரில் வந்து வெட்டியார் ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல அதில் வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் நான் வந்தாங்க அங்கே அப்போ அங்கேருந்து நான் விட்டுட்டு இங்கே செக்யூரிட்டி வேலைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படியே இங்கே அப்படியே ரூடி ஆயிடுச்சு இங்கே இருந்துட்டு ரொம்ப நல்லா அங்கே வேலையை விட்டு திருப்பி இங்கே வேலைக்கு இங்கே வந்துட்டேன் இங்கே வேலைக்கு இங்கே வந்தேன் நான் நாங்கள் வேலைக்குன்ட்டு விட்டு வரல ரொம்ப கொஞ்சம் பல்காக இருந்தேன் உக்கார முடியாது சரி கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் போய் காஞ்சி கீஞ்சி கருவாடாகி மெலிசாகி வருவோம் ஒல்லியமாகி வருவோம் அப்படின்ட்டு வந்தேன் ஒல்லியமாகவும் ஆகிட்டது இவ்வளோ நாள் ஆகிட்டீங்க ஆமாம் எதனாலயா கல்யாணமே பண்ணிக்கல இது இதான் அதாவது என் ஃப்ரெண்டு இருக்கிறான்ல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து என்ன விரும்பிட்டான் ஃப்ரெண்டு என்னான்னு கேட்டான் உனக்கு நான் வேணுமா என் தங்கச்சி வேணுமான்னு கேட்டான் நான் மூச்சேன் டேய் நீ இல்லைனாலும் உன் தங்கச்சியை நான் பார்த்துக்குவேன்டா அப்படின்னு நான் கேட்டேன் நான் சொன்னேன் உன் தங்கச்சி இப்போ நான் கட்டிக்காத விட்டுட்டேன்னு வை என்னோட இன்னும் ரொம்ப மோசமான கெட்டவன் வருவான் அவன் இந்த பொண்ணு நிம்மதியாக வாழவும் முடியாது அப்புறமா நான் அது ஒரு பக்கம் தனியாக க அவசப்படுவேன் நான் ஒரு பக்கம் அவசப்படுவேன்டா அப்படின்னு அவன் என்ன பண்ணான் இல்லை நான் வேணுமா என் தங்கச்சி வேணுமான்னு கேட்டான் நான் என்ன பண்ணிட்டேன் நட்பு வேணும்ன்ட்டு என்ன பண்ணிட்டேன் சரி உன் தங்கச்சி வேணாடா நீயே எனக்கு வேணும்டா அப்படின்னேன் அதுக்குள்ளேயும் அவன் ரெண்டு பேரும் செத்துட்டானுங்க அண்ணன் அண்ணன் அவனுங்க பொண்ணோட அண்ணன் அண்ணனுக்கு ரெண்டு பேரும் செத்துட்டானுங்க அவங்க அப்பா அவங்க அம்மாங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க கட்டிக்க நீ கட்டிக்க அப்படின்னாங்க நான் தான் கட்டிக்கல நான் வீட்டுக்கு வீட்டுக்கு விடாந்துடும் அடிக்கடிக்கு வந்துடும் வீட்டில் இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க நல்லா நான் நான் தான் சரி போன அமுச்சு விடுவேன் அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் மூஞ்சை பார்த்துட்டு அமுச்சு விடுவேன் அவன் பார்த்தா ரெண்டு பேரும் இறந்துட்டானுங்க இப்போ ஹார்ட் அட்டாக்கில் ஹார்ட் வீக்கில் போயிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பாடு எப்படின்னு கேட்குறீங்களா செத்தா மட்டும் செத்தாங்கன்னு வை நாலு பேர் வந்து தூக்குறதுக்கு வராங்க உயிரோடு இருந்தாலும் நாலு பேர் வராங்க தூக்கிறதுக்குன்ட்டு அசலாலும் வராங்க கவர்மெண்ட்லேயும் நாலு பேர் வந்து தூக்கின்னு போகிறாங்க அனாதி போனதுமாக இருந்தாலும் கூட தூக்கின்னு போகிறாங்க இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இல்லை தண்ணி வேணும் இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை தண்ணி இருக்குதுப்பா இருக்குது உங்களுக்கு வந்து அறுபது வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க எனக்கு வந்து நிறைய மனிதர்களை பார்த்துருப்பீங்க நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்து வே வேந்திருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனால் இப்போ இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பாரங்களை வந்து தாங்க முடியும் பல கஷ்டங்களும் வந்துட்டுருக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம் என்ன எனக்குன்னு கிடையாது எங்களை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் அதில் வந்து என்னையா நீங்கள் சொல்ல வரீங்க பார்ப்பா ஒரு நோய் ஒரு நோய் வந்து பர்மனண்ட்டாக தங்காது அது ஆட்டோமேட்டிக்காக வரோம் போவோம் இதெல்லாம் ஒரு மாயமான உலகத்தில் மாயமாக வரோம் போவோம் கஷ்டமும் வரும் நம்ம சுதுராதிக்க கற்றுக்கணும் சமாளிக்க கற்றுக்கணும் அது சமாளிக்க முடியலன்னு வை அந்த கஷ்டத்தில் நம்ம குறைக்கு தான் சீக்கிரம் பா வீணாக போயிடுவோம் பத்தாததுக்கு இப்போ நல்லா இருக்கிற காரணம் நம்ம எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது நம்ம நல்லா இருக்கிறோன்னு காரணம்னா சுவாசிக்கிறோம் நெல் இது கெட்டு இதெல்லாம் சுவாசிக்கிறோம் எத்தனையோ நெல் உங்கள் கெட்டுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் இந்த இடத்துல இந்த வரைக்கும் ரொம்ப பேர் இங்கே இங்கே அடி ஓதப்பட்டு கொலைப்பட்டு வெட்டுக்குத்தில் ஆகி ரொம்ப பேர் செத்துக்கிறாங்க இத்தனைக்கும் நான் நான் எனக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் இல்லை நான் இங்கே வந்து ஃப்ரெண்டுங்களா பழகப்பட்டுக்கினேன் புரியுதுங்களா இங்கே வந்து ஃப்ரெண்டுங்களா பழகப்பட்டுக்கினேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுங்களே யாருமே இல்லை தனிமா தனி மரமாக வருவேன் தனியாக போவேன் நான் ஒரு தனியாகவே இருப்பீங்க தனியாகவே இருப்பேன் தனியாக பேட்மேன் போல் வந்தேன்னு போயின்னு இருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அது ஒரு என்ஜாய் தனியாக இருக்கிறது ஒரு என்ஜாய் போனோன்னா அதுக்கு வேலையை நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் எங்கே போனோமோ நாங்கள் போகிறேன் போயிட்டு நடராஜா சர்வீஸ் கொடுத்து சாப்பிட்டு வந்தோன்னே இருந்தோம் வேறு ஒன்று யாரையும் எதிர்பார்த்து கிடையாது தனியாக வந்தோம் தனியாக போவோம் சிங்கம் மாதிரி என்னோட என் நிலமை என் பாரம் என் கஷ்டம் என் பாவம் என்னோட தான் போவோம் அடுத்தவங்களெல்லாம் எடுத்து நான் மூட்டை கட்டி அனுப்ப முடியாது கல்யாணம் பண்ணல ஏன்டா கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ ஆ நான் இல்லை அதெல்லாம் கேர் பண்ணுறதில்ல நான் நினைக்கிறதே இல்லை நினைக்கிறதே கிடையாது கல்யாணம் மேலே மேரேஜ் பண்ணணும் நம்ம வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறதில்ல என்ன கேள்வினா இப்போது பத்து லட்சம் கொடுத்தா சந்தோஷமாக இருப்பீங்களா நூறுரூபா கொடுத்தா நீங்கள் பணத்துக்குன்ட்டு பிறந்தவன் பணம்லாம் எனக்கு சாதாரணம் கரைச்சி பண்ணி அதை எல்லாம் பணத்தெல்லாம் பார்த்து எதிர்பார்த்து வேணான்னு ஒதுக்கி விட்டு வந்துக்கிறேன் முப்பத்தி ஒரு வருஷம் ஆகுது பணமே பணமே வேணாம் அப்போ இந்த உலகத்தில் வந்து சந்தோஷன்றது பணமே கிடையாது பணம் இல்லை அவனுடைய நிம்மதி தான் மெயின் அவன் நிம்மதியாக சௌகாசமாக சந்தோஷமாக அவன் உக்காந்து எங்கேயுமே சுற்றிட்டு என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறான் பாரு அதுதான் ஒன்று இப்போ முக்கியமானது இந்த பணம் ஒன்று இருந்தால் பொண்டாட்டி இருந்தால் சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் வேஸ்டேஜ் நாமளே ஒரு நாள் மரணமாக ஆம்பிப்போம் அது அவங்க மரணம் ஆக மாட்டாங்களா அதனால் என்ன பண்ணுறோம் உயிர் உள்ள ஜீவன்லாம் மரணம்னு இருக்குது அது மண்ணில் காலை வச்சு மேலே தான் மண்ணை விட்டு மேலே நான் நம்மளை தூக்கி ஜூவில் போட்டுருவாங்க என்ன பண்ணிவிடுவாங்க எக்ஸிபிஷனில் ஜூவில் போட்டு வச்சுட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க நம்மளே கண்காட்சி ஆக்கி விட்டுருவாங்க அதுக்கு தான் ஆண்டவர் கண்ணு முன்னாடி கடிக்கிறது இல்லை கடவுளுங்க கடிக்கிறது இல்லை நம்மளை போல் பாவப்பட்ட ஆளுங்க சகல பாவத்தையும் சமாளிச்சுன்னு சுதராட்சின்னு வாழ போகிறோம் பாரு நாம் மட்டும்தான் அந்த மண்ணில் வாழ முடியும் தகுச்சின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும் இது என் கூட இருந்து ரொம்ப பேர் இறந்துட்டாங்க ரொம்ப பேர் செத்துட்டாங்க என் கூட இருந்து ரொம்ப பேர் செத்துனாங்க கணக்கே இல்லை ஆனால் பழகப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ பேர் போயிட்டாங்க ஆனால் நான் இவங்களெல்லாம் செத்த மேலே கூட என்ன நினைக்கிறேன் மேலே இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்குதுல்ல அந்த நட்சத்திரம் போல் நான் இவங்களெல்லாம் பிள்ளைங்களாம் நினச்சிக்கிறேன் என்ன பண்ணுறேன் ஆ கண்ணு கட்டின தூரத்தில் இருந்தான்னு வை ஐயோ அவன் ஒருத்தன் அவ்வளோ தூரத்தில் பல் சின்ன தெரியுது பாரு நட்சத்திரம் அது நான் அப்போ முன்னாடியே இருக்கிறேன்டா ஒருத்தன் அப்படின்றது இப்போ இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரமே கிடையாது எல்லாமே மாயி அவ்வளோதான் எவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கை பறந்துட்டு ஒரு நாள் சாக போகிறோம் அது இடையில வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் அவ் அது மட்டும் தான் நம்ம மட்டும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போக போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக எனக்கு வந்து என்னடா இது ஒரு வாழ்க்கை ஒரு கஷ்டம் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருப்பாங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே வந்து ஏமாத்துறாங்க நம்பிக்கை இல்லாமல் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு தெம்பூட்டும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தருது ஓகே ஒன்றும் இருக்கு போல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற போலன்னு வந்து நம்பிக்கை தெரியுது நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப வேல்யூபுளான ஒரு திங்க் வந்து எதுனா ட்ரெஸ்ட்டு மட்டும்தான் ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு வேல்யூவான திங்க் வந்து ட்ரஸ்ட்டு நம்பிக்கை காசு பணம் வந்து வரும் போவோம் நிலையில்லாத ஒரு தன்மை அது ஆனால் நம்பிக்கைன்றது நிலையானது அதனால் வந்து யாரெல்லாம் நம்புகிறீங்க இல்லை நம்புகிறாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க நன்றி வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ்